இது மர்ம தேசம் ராகவில் உங்களுடன் கீதா அமானுஷ்மா அப்படி என்னதான் நடந்தது மிஸ் சரிதா சொல்லுங்க இது வந்து ஒரு இயர்ஸுக்கும் எங்க வீட்டுல நடந்தது அப்போ வந்து ஒரு நாள் வந்து வீட்டு பின்னாடி வந்து நிறைய அந்த ஸ்ட்ரே கேட்ஸ் நிறைய இருக்கும் பூனிகள் நிறைய இருக்கும் ஸோ வீட்டுல மீன்லாம் சமைச்சா வந்து அதை எடுத்துட்டு பின்னாடி போடுவோம் எங்க வீட்டு சைட்ல வந்து ஒரு வாழை மரம் கட்டை வாழை மரம் வச்சிருந்தாங்க அம்மா எங்க வீடு வந்து கடைசி வீடு ரோடு இருக்கும் ரோடு தாண்டி தான் அடுத்த வீடு ஸோ அந்த கடைசி வீடோட ஓரத்துல வந்து ஒரு கட்டை வாழை வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் போதே ரொம்ப பேர் சொன்னாங்க வேணாம் வைக்காதீங்க ஏன்னா கட்டை வாழை மரத்துல வந்து வேற ஏதாவது வந்து குடியிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேற ஏதாவது இந்த பிளாக் என்டிட்டி வந்து குடியிடும் வேணான்னு ஸோ நம்மள பழம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டை வாழை மரம் வச்சாச்சு ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு மணி ஒரு ஏழு செவன் செவன் தேர்ட்டி மத்தியானம் போல இருக்கும் மீன் அஞ்சுட்டு சரி எடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்று கோழிங்களுக்கு பூனைங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் போட்டுட்டு இருந்துட்டு அந்த மங்கல் வந்து கொஞ்சம் ரத்தம் இருந்துச்சு அந்த மீன் பச்சை மீன்னால அந்த ரத்தம் இருந்துச்சு என்ன செஞ்சு சரி எடுத்து ஊத்திடுவோம் சொல்லிட்டு வேகமா ஊத்தும் போது சீலாப்பா அந்த மரத்து மேல ஊத்திட்டேன் கட்டை வாழை மரத்து மேல ஊத்திட்டேன் ஊத்தினோடனே அந்த ரத்தம் வந்து மேலேந்து வலிச்சு போனது வேற நின்று பார்த்தேன் ஐ சரி மரத்து மேல ஊத்தியாச்சு ரத்தத்தை சரி அப்புறம் அடிச்சு விட்டுக்கோன்னு சொல்லிட்டு டோட்டலா அதை நான் மறந்துட்டேன் ஓகே அப்ப அதோட வந்து அந்த நைட் ஒரு மணி ஒரு மூணு இருக்கும் நல்லா தூங்கிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வீட்ல ஃபர்ஸ்ட் ரூம் அந்த ரூம்ல தான் தூங்குவேன் வெளியே வந்து ரூம் ஜன்னல்ல வந்து பார்த்தா வந்து நாய் கட்டிட்டு இருக்கும் வீட்டுல வெளியே ஸோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மணி கரெக்டா மூணு மணிக்கு தான் அது தூங்கிட்டு இருக்கும்போது ஹாஃப் தூக்கத்துல லேசா கண்ணு முடிச்சு பார்க்கும்போது வந்து என் கால் மாட்டிக்கு வந்து ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருந்துச்சு நல்ல கருப்பு உருவம் ஸோ ஹாஃப் தூக்கத்துல வந்து டக்குன்னு ஏஞ்சிட்டேன் வேகமா லைட் தட்டி பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்ல ஸோ எஸ் யூஸ்வல் நம்ம வந்து என்ன நினைப்போம் ஓகே நம்ம தான் இமேஜின் பண்ற பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நம்பல ஓகே நம்ம கனவுல ஏதோ நினைச்சிருப்போம் சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டு மத்திய நாள் அதை பத்தி டோட்டலா மறந்துட்டேன் ஸோ த நெக்ஸ்ட் டே அதே போல தூங்கிட்டு இருக்கும்போது மூணு மணிக்கு முத நாள் காலுக்கிட்ட நின்று இருந்தது வந்து என் பக்கத்துல கட்டில் ஓரம் நின்றுச்சு மெத்த ஓரம் நின்று என்னை பார்த்துட்டு ஸோ நான் வேமா முடிச்சுட்டு அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனா அந்த டைம்ல கரெக்டா முழிப்பு வருது முழிப்பு வந்தோன்னே கருப்பு உருவம் பக்கத்துல இருந்து என்னை பார்த்துட்டு இருந்துச்சு ஆனா வெறும் உருவம் நான் கண்ணு எல்லாம் ஒண்ணுமே தெரியல வெறும் ஒரு உருவம் சோ கத்திட்டு ஏஞ்சிட்டு லைட் கட்டி பார்த்தேன் ஒண்ணும் இல்ல இன்னும் கட்டிட்டேன் ஒண்ணும் ஏஞ்சி லைட் இல்லையா சொல்லிட்டு லைட் கட்டி பார்த்து தூங்கிட்டேன் பயம் எடுத்துச்சு ரொம்ப பயம் எடுத்துச்சு ஸோ நல்ல ஏஞ்சி அம்மாட்டு சொன்னேன் அம்மாட்டு சொன்னேன் தங்கச்சி சொன்னாங்க தங்கச்சி சொன்னிச்சு ஏற்கனவே நானும் பார்த்துருக்கேக்கா நம்ம அந்த கட்டை வாழை மரத்துக்கிட்டதான் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொன்னிச்சு அது என்ன சொன்னிச்சுன்னா தூக்கிட்டு இருக்கும்போது மூணு மணி போல அது கரெக்டா மூணு மணிக்கு தான் அது வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணுதான் மூணு மணிக்கு வந்து நாய் குடைச்சிருக்கு ஜன்னல திறந்து பார்த்தோம்னா நாய் இங்க கட்டி போட்டிருப்போம் இது ஜன்னல திறந்து பார்க்கும்போது நாய் வந்து நாய் கூண்டுல இருந்து எட்டிக்கிட்டு அந்த பின்னாடி வாழை மரத்துக்கிட்ட எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு தலையை வந்து கூண்டுல இருந்து எழுதி விட்டு வாழை மரத்துக்கிட்டு எல்லா நாயும் பார்த்துட்டு மூணு நாயும் இப்ப தங்கச்சி என்ன அது திருநா எவனாவது வரானா நாய் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கும்போது அந்த வாழை மரம் பக்கத்துக்கு பக்கத்துலயே கருப்பு உருவம் நல்ல முடி நீட்டா அந்த நீட்டு முடியை வந்து கையில வரட்டி விட்டுக்கிட்டே ஆனா எங்க வீட்டு பக்கம் பார்க்காம ஒப்போசிட் சைட் ஒப்போசிட் சைட் பாத்துக்கிட்டு முடியை வந்து அப்படியே வரட்டி விட்டுக்கிட்டே பாத்துட்டு இருந்துச்சான் நான் இங்க வந்து ஜஸ்ட் நான் நாய் குழைக்கல ஒண்ணு சரி போட்டு குலைச்சது அதோட ஒண்ணும் இல்ல அதோட இது ஜன்னல் சாத்திட்டு பயத்துல வந்து படுத்துருச்சு மத்தியானம் அம்மா கிட்ட ஊட்டி தான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது இந்த கதை நான் சொன்னேன் நான் சொன்னேன் ஆமாக்கா நானும் பார்த்தேன் அப்படின்னு ஓகே தேர்ட் டே என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு சொல்லுங்க ஓகே All right. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க எஸ் ஒய் ஓகே லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம் இது மர்ம தேசம் மிஸ் சரிதா அவங்க வீட்டு பின்னாடி மீன் தலையை வந்து பூனைகளுக்கு போடுறதுக்காக போய் கொட்டிட்டு அங்கே இருந்த அந்த மீனோட ரத்தத்தை வந்து வாழை மரத்துக்கிட்ட ஊற்றிட்டு வந்துட்டாங்க அந்த நைட்டு கால் மாட்டுக்கிட்ட அவங்க ராத்திரில தூங்கும் போது ஒரு மூணு மணி போல் உருவத்தை பார்த்துருக்காங்க கருப்பு உருவம் மனபிராந்தின்னு நினச்சி விட்டுட்டாங்க ரெண்டாவது இரவு தூங்கிட்டு இருக்கும்போது அதே விடிகாலையில் மூணு மணிக்கு அதே கருப்பு உருவம் அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததா அவங்க பார்த்தாங்க அவங்களோட தங்கையும் வந்து வாழை மரத்துக்கு பக்கத்தில் அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் என்ன நடந்தது சொல்லுங்க ஓகே மூணாவது நாள் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து படுத்துருந்துச்சு அந்த உருவம் நான் திரும்பும் போது நேமா நான் அதை வந்து கிட்ட பார்த்துட்டேன் திரும்பும் போது கிட்ட பார்த்தோன்னே அதோட கண்ணும் அதோட பல்லும் பார்த்தேன் கண்ணு நல்லா சோப்பா இருந்துச்சு பல்லு நல்லா நீட்டா இருந்துச்சு என் என் முகத்தோட கிட்ட அது என்னை பார்த்துச்சு இப்போ பார்த்தனோன்னே அஃப்கோர்ஸ்ல அதை மாதிரி பார்த்தா அலறிக்கிட்டு ஏஞ்சி லைட்லாம் தட்டிட்டு வீட்டு லைட்டே தட்டி ஆயிடுச்சு தட்டி ஆயிடுச்சு தட்டிட்டு என் கை காலெல்லாம் உதரா இருக்கும் ஆனா லைட்லாம் தட்டினோன்னா அது தெரியாதான் இருட்டுல தான் அது இருக்கும் அப்போ வந்துட்டு அம்மா வந்து ஹால்ல படுத்துருக்காங்க இந்தியா சோ நான் வந்து அம்மா சொன்ன திருப்பி அது வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனா அவங்க சொன்னாங்க சரி பல நீ வந்து என் பக்கத்துலயே படுத்துக்கோ அம்மா ஒத்த மேத்தியில தான் படுத்திருப்பாங்க நீ என் பக்கத்துலயே படுத்துக்கோ அது நாளைக்கு காலைல பார்ப்போம் இப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே நானும் வந்து பக்கத்துல படிச்சுட்டேன் கை கை கால் உதறது வந்து நிக்கல அதுக்கு அப்படியாப்பட்ட ஆத்திரம் இருந்துச்சு நான் வந்து ஏஞ்சி வந்துட்டேன் அந்த ரூம்ல இருந்துட்டு அந்த ரூம்ல இருந்து ஏஞ்சி வந்துட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என் சட்டை என்னோட இதுல சட்டையை குடுத்து ஒரு இழு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது படி எனக்கு ஃபீல் பண்ணிட்டு அந்த நகம் வந்து என் முதுகுல படுறேன் வேகமா கத்திட்டு ஏஞ்சிட்டு அதோட ஒண்ணும் செய்ய லைட் எல்லாம் கத்து விட்டாச்சு சரியான பயம் அம்மா மேலும் இருட்டு புடிச்சிட்டு தூங்கிட்டோம் மத்திய நாள் மாமா வந்தோன்னே சொன்னோன்னே நாங்கள் அந்த வாழை மரத்துல தான் இந்த போய் இருக்கு சோ அப்படி ரத்தத்தை ஊத்து ஊத்துனதுனால அது மச்சம்னா அதை வந்து சாப்பாடு கொடுத்ததா ஆயிடுச்சு முஸ்லீம் சரி துவானுக்கு ஸோ நான் சொன்ன உருவத்தெல்லாம் பார்த்தோன்னே எல்லாம் சொன்னாங்க அது ஹத்துராயாவா தான் இருக்கும் அது மேபி அந்த மரத்துல வந்து அந்த டைம்ல அது கூடி இருந்திருக்கு ரத்தம் ஊத்தணும்னு நான் வந்து அது சாப்பாடு கொடுத்து அது டிஎன் ஒன் ஸோ அதனாலதான் அது என்னை அப்ரோச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாங்க நம்ம தமிழவங்களை தான் வாழை மரத்தை வெட்டக்கூடாதுல்ல ஸோ எல்லாம் ஒரு தம்பிங்கெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பார்த்த எல்லாத்தையும் வேறோட புரிஞ்சு கொண்டு போய் புரிஞ்சு தூங்கி வந்துட்டானுங்க ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் பூங்காராய இஷ்டம் அதோட அந்த பிரச்சனை அதோட அது டிஸ்டர்ப் பண்றது இல்லை இப்போதைக்கு கடவுள் புண்ணியத்துல எதுவுமே இல்லை இன்னொரு வாழை மரம் மறுபடியும் நடணும்னு தோணுதா இல்ல பிளாஸ்டிக் வாழை மரம் கூட நான் வாங்க வேணாம்னு அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் உங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு மாசத்து ஆறு மாசத்துக்கிட்ட லைட் தட்டி விடாம என்னால தூங்கவே முடியாது ஃபுல் லைட்ல தான் தூங்குவேன் அந்த அளவுக்கு பயம் இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ணுங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க எஸ் ஒய் ஓகே லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்